ராஜாவாகிய யோசபாத் ஒரு இக்கட்டான காலத்துல செய்ததை நம்ம வாசித்த வசனம் நமக்கு காட்டுகிறது நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் நம்முடைய ஜெபங்களிலே நாம் எவ்வளவு தேவனை அல்லது அவருடைய காரியங்களை அறிந்து உணர்ந்து புரிந்து ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த வேத பகுதிகள் வழியாக நாம் அறிய போகிறோம் பிரியமானவர்களே யோசபாத் அரசாண்ட காலங்களில அவருக்கும் பிரச்சனைகள் வந்தது ஒரு நல்ல ராஜா தேவனுக்கு பயந்து பல நன்மையான காரியங்களை செய்த ஒரு ராஜா இவருடைய காரியங்களை நீங்கள் வேதத்திலே வாசிக்கிற பொழுது இவருக்கு எதிராகவும் சத்துருக்கள் வந்தார்கள் இவருக்கு எதிராகவும் அநேக பிரச்சனைகள் நடந்தது என்பதை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் நாம ஒரு காரியத்தை உணர்றோம் வேதத்தின் வழியாக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையின் வழியாக நாம் பார்க்கிற போது எவ்வளவு தேவனை சார்ந்து நாம் வாழ்கிறவர்களாய் இருந்தாலும் எவ்வளவு தேவனுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாய் இருந்தாலும் நமக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வராமல் இருக்காது வரும் ஆண்டவர் இப்படி சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது உங்களுக்கு கஷ்டம் வராது எதிர்ப்புகள் வராது உங்களுக்கு நஷ்டங்கள் வராது அப்படி எங்கேயுமே ஆண்டவர் தன்னை பற்றி கொண்ட ஜனங்களுக்கு சொல்லவே இல்லை வரும் ஆனாலும் அதுல நான் உங்களை காப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போக செய்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு நீங்க வேதத்துல தேடினீங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்ம வந்து ஒரு தேவ மனுஷனுக்கு இப்படி நடக்க கூடாது ஒரு விசுவாசிக்கு இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நாம நினைக்கிற நாம் கணிக்கிற அநேக காரியங்கள் உண்டுதான் ஆனால் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வராம கர்த்தர் யாரையுமே என்ன செய்யலாம் நடத்தல காரணம் அதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த சூழ்நிலை நம்மை பரீட்சிக்கும் அந்த சூழ்நிலை நம்மளை நம்மளை நம்ம நம்மை வந்து ஒரு உயர்வுக்கு கொண்டு போகும் அந்த சூழ்நிலை நிறைய ஆவிக்குரிய தெளிவை நமக்கு தரும் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம நல்லா இருக்கிற போது அல்லது நமக்கு நன்மைகள் மட்டும் நடக்கிற போது நமக்கு ஏற்படுகிற தெளிவு நமக்கு வருகிற அனுபவங்களை விட எதிர்மறையாய் நடக்கும் போதுதான் நமக்கு அதிகமாய் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதை வேத நமக்கு காட்டுகிறது அப்போஸ்தன் ஆகிய பவுலுக்கு ஒரு பிரச்சனை அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதைய வேத ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விதத்துல சொல்றாங்க ஒண்ணு அவருடைய சரீரத்துல அவருக்கு ஒரு கடினமான ஒரு பலவீனம் இருந்திருக்கலாம் ஒரு மோசமான வியாதி இருந்திருக்கலாம் அல்லது அவருக்கு குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம் அல்லது ஊழியத்தில் அவருக்கு உருவாகி இருந்த எதிர்ப்புகளாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் விதமாக சொல்றாங்க ஆனா பவுல் ஒரு இடத்துல கூட இதுதான் என் பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை ஒரு முழு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றது கூட பவுல் வந்து விரும்பல அதை வந்து ஒரு பெருசா நமக்கு காட்டி கொடுக்க கூட அவர் வந்து அதைய யோசிக்கல அதையவே ஒரு விசுவாசமற்ற ஒரு காரியமாக பவுல் என்ன செய்யறாருன்னு அதை பார்க்கிறார் அதை சொல்ல மாட்டேங்கிறார் அதை நான் சொல்ல மாட்டேன் தனக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லாம அது ஒரு முள் மாதிரி இருக்குதுங்கிறார் அது ஒரு முள் இதுதான் அப்படின்னு அவர் எதையுமே சொல்லல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வான்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு அவர்களுக்கு நிறைய பாடுகள் இருந்துச்சு வருத்தங்கள் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் சொல்றதை கூட வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு தவறாய் நினைச்சாங்க அதை சொல்றதை கூட ஒரு இடரலாய் நினைச்சாங்க சபைக்கு அது தெரியக்கூடாது ஜனங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க எப்பாம்ரா அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவாரை பற்றி அப்போ பவுல் கொலேசு சபைக்கு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு அவன் வியாதியா இருந்தான் பலவீனமா இருந்தா மரணத்திற்கு சமீபமாக இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா அவனுக்கு இருந்த வியாதி அவனுக்கு இருந்த பலவீனம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நினைச்சு அவன் கவலைப்படுறான் அப்படிங்கிறார் இதுதான் பரிசுத்தவான் அப்படிங்கிறாங்க எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத விட அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க எனக்கும் போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றதை விட அதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்க பைபிள் அப்படிதான் சொல்லுது எளியாவை குறித்து சொல்லும் போது அவனும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஆனா எளியா எங்கேயுமே தன்னுடைய பாடுகளை சொல்லலை பைபிள நம்ம பாருங்க அவனும் நம்மளை போல பாடுகளோட தான் இருந்தான் ஈஸ்ராவில் பௌலம் பரணமாக ஊழியம் செய்த நாட்களில் அவங்க மூலமா நடந்த அற்புதத்தை பார்த்து அந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா தெய்வம் வானச்சாங்க அப்போ பவுலும் பவுலும் பர்ணபாவும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சொன்னாங்க பொல்லாத மனுஷரே இப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தான் அதாவது அவங்களுக்கு பாடுகள் இருந்துச்சு பாடுகள் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத கூட சொல்லாமல் அதை என்ன செய்யணும்னு நினைச்சாங்கன்னா மறைக்குன்னு நினச்சாங்க ஒருவேளை அது விசுவாசிகளுக்கு தெரிஞ்சால் சபைக்கு தெரிஞ்சால் அவங்களுடைய விசுவாசத்தை பாதிக்கும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை ஒருவேளை தடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தாங்க அப்படிங்கிறத கூட ஆவியானர் எழுதி வச்சிருக்கிறார் அதாவது நீங்கள் நினைக்கிற எந்த பரிசுத்தவானும் எவ்வளவு தேவனுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்களும் தேவனுடைய மனுஷராக நீங்கள் ஒரு நல்ல முன்னுதாரணமாய் கவனிக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் சில பாடுகள் சில பிரச்சனைகள் சில பலவீனங்கள் சில போராட்டங்களின் வழியாகத்தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க பவுல் சொல்லும்போது நான் அதற்காக மூன்று முறை தான் ஜெபித்ததாக சொல்கிறார் பவுல் மாதிரி ஒரு பரிசுத்தவான் தனக்கு இருக்கிற பிரச்சனைக்காக ஜெபிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அவர் மாதிரி ஆட்கள் வந்து அதற்காக ஜெபிக்க கூட மாட்டாங்க அப்போ பவுல் மாதிரி ஆட்கள் அவருக்கு இருந்த பிரச்சனைக்காக ஒரு முறையில் மூன்று முறை ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அவ்வளவு அந்த பிரச்சனை அவங்களுக்கு என்னவாக இருந்திருக்குதுன்னா பிரச்சனையாக இருந்திருக்கிறது போராட்டமாய் அப்போ அந்த இடத்துல கூட நீங்கள் கவனிச்சு பாருங்கள் பவுல் ஜவம் பண்ணும்போது ஆண்டவருக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா என் கிருப உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் அந்த முள்ள நான் பார்த்துக்கிறேன் அதை நான் எடுத்துடுறேன் அதை நான் அகற்றி விடுறேன் உன்னை ஃப்ரீ பண்ணிடுறேன் அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்குது பவுல் பெருமையினால் விழுந்துடக்கூடாது தன்னை ஒரு பொருட்டாக நினச்சி வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை அவர் எப்பொழுதெல்லாம் அப்படி நினைக்கிறாரோ அப்போவெல்லாம் அவரை உணர்த்துறதுக்காக நீ ஒரு மனிதன் அப்படின்னு உணர்த்துறதுக்காக அதை கத்தர் அனுமதிச்சிருக்கிறதா சொல்கிறார் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் எவ்வளவு விசுவாசத்தில் எவ்வளவு பரிசுத்தத்தில் எவ்வளவு அர்ப்பணிப்பில் எவ்வளவு தேவ பக்தியில் பயத்தில் நீங்கள் எவ்வளவு தேவனை சார்ந்து நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சில நேரம் சில பிரச்சனைகள் உங்களுக்கும் வரும் அதைத்தான் அன்று சொல்கிறார் நம்ம எல்லாரும் நிறைய நேரம் எப்படி நினைக்கிறோம்னா எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அல்லது அவங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அவங்க எவ்வளவு தேவனை நம்பி இருந்தாங்க எவ்வளவு அவங்க ஆண்டருக்கு ஊழியம் செஞ்சாங்க எவ்வளவு அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க நாம் நினச்சி நிறைய நேரம் என்ன செய்கிறோன்னா நம்ம நீதியை பெருசாக சொல்லி தேவனுடைய நீதியை நம்ம மட்டமாக நினைக்கிறோம் அப்படி அல்ல போன வாரத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொன்னார் ஒருபோதும் அவர் தவறு செய்கிறவர் அல்ல நீங்கள் எந்த ஆங்கிளில் எந்த வழியில் எந்த வியூவில் நீங்கள் ஆண்டவரை பார்த்தாலும் அவர் செய்திருக்கிற அல்லது அவர் அனுமதித்திருக்கிற அல்லது அவர் நிறைவேறும்படியாய் செய்கிற காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ காலங்கள் கடந்த பின்பு தெரியும் அதில் அவர் ஒரு நீதியை வச்சுருந்தார் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம ஒரே மாதிரி பக்தியில் பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் ஒரே மாதிரி நம்ம அப்படியே என்ன செய்யலினா பயணித்து வரல நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோன்னா தடுமாறுகிறோம் நிறைய நேரம் நம்ம வந்து சில சவால்களை சந்திக்க முடியாமல் என்ன செய்யறோன்னா போராடுறோம் நான் நினைப்பேன் மைனஸாக ஒரு விஷயமே நடக்காமல் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது ஒரு வேளை நமக்கு சம்பவிக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வந்து நம்மளை என்ன செஞ்சோம்னா பாவிகளாக கொண்டு போய் விட்டுரும் அடிக்கடி நம்மளை புடமிட்டு தட்டி கொட்டி நிமித்தி நம்மளை வந்து ஆமாம் தேவன் தனக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்து அவர் கொண்டு வர்றதுனால தாங்க நம்மளை தேவன் தனக்கு உகந்த பாத்திரமாய் அது வந்து வணைந்து கொள்ள முடிகிறது அலையிலூயா நீங்கள் உணர்றீங்களா அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டவருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இப்படி தான் நடந்து ஆகணும் எல்லா மனுஷனுக்கும் இந்த வயசில் இந்த காலத்தில் அல்லது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எல்லாமே நடக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி அல்ல ஒவ்வொருத்தரையும் கத்துற ஒவ்வொரு விதமான பாதைகளுக்குள்ளே என்ன செய்கிறாருன்னா நடத்துகிறார் ஊழியக்காரனே ஆனாலும் அவனை கத்துற ஒரு பாதையில் நடத்துகிறார் அவன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் என்ன செய்கிறாருன்னு ஒரு பாதையில் நடத்துகிறார் எல்லாரையும் ஒன்று போலவே கத்தர் என்ன செய்கிறது இல்லைன்னா பயணிக்கும்படி செய்கிறது இல்லை ஆமேன் எனக்கு யோனா புஸ்தகத்தில் ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயத்தை ஆவியானவர் என்னுடைய நினைவுக்கு கொண்டு வராரு ஒரு ஒரு விஷயம் அது நம்முடைய செய்தி அல்ல நீங்கள் அறிந்து கொள்றதுக்கான ஒரு காரியமாய் அதை கத்தர் எனக்கு காட்ட உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க என்னை பாரப்படுத்துகிறபடினால அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கவனிச்சுட்டு அடுத்த பகுதிக்குள்ளே வந்துட போகிறோம் யோனா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் எழுதியிருக்குது அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு உண்டாகிற கர்த்தருடைய வார்த்தை அப்போ அமிதா ஏதோ ஒரு முக்கியமான மனுஷன் இப்படி சொல்லி இந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கிற அளவிற்கு அமிதாய் ஒரு ஒரு பேர் பெற்ற அல்லது ஒரு தகுதியில் இருந்தவன் அப்படிங்கிறது அந்த வசனம் நமக்கு காட்டுது இதை நீங்கள் அறியணும்னா ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் உங்களுக்கு புரியும்படி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் காத்தே பேர் ஊரானாகிய கவனிங்க அமித் யோனா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் போதும் யோனா யோனா ஒன்னாம் அதிகாரத்தின் ஒன்னாம் வசனம் சொல்லுது அமித்தாயின் குமாரனாகிய யோனா ஆனா இங்க ரெண்டு ராஜாக்கள் பதினாலு இப்போ நீங்க படிச்ச வசனம் சொல்லுது மீண்டும் படிங்க காத்தே பேர் தெளிவா அவனுடைய ஊரை சொல்லி அவங்க அப்பாவுடைய பிறப்பிடத்தை சொல்லி நேட்டிவ் பிளேசஸ் சொல்லி அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசி அவனுடைய குமாரன் யோனா நான் எழுதி வச்சிருக்கிறார் கவனிக்கிறீங்களா இப்போ யோனா தீர்க்கதரிசின்னு தெரியும் அவங்க அப்பா தீர்க்கதரிசின்னு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது யோனா தீர்க்கதரிசி அவங்க அப்பா தீர்க்கதரிசி பிரபல்யமானவர்கள் தெரியாது யோனாவை அறிந்த அளவிற்கு அவங்க அப்பாவை அநேகம் பேர் அறியல ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியின் குமாரனாக ஒரு தீர்க்கதரிசி உருவெடுக்கிறான் இது ஒரு வகை ஆனால் தீர்க்கதரிசிகள்னாவே கண்டிப்பாக தீர்க்கதரிசிகளின் குமாரராக தான் இருப்பாங்க நினச்சிங்கன்னா தவறு ஆமோஸ் அதற்கு முற்றிலும் விளக்கானவர் வேறுபட்டவர்ங்கிறத ஆமோஸ் தீர்க்கதரிசியில் நீங்கள் பார்க்க முடியும் இவர் வந்து மந்தை மேய்க்கிறவனாய் இருந்தவர் இவர் ஆடு மாடுகளை வளர்க்கிறவராகவும் ஆடு மாடுகளை பெருக செய்கிற ஆடு மாடுகளை பிரீடு பண்ணி விற்கிற ஒரு விற்பனையாளனாக இருந்தவர் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனாக இருந்தவர்னு சொல்லி ஆமோசை பற்றி எழுதியிருக்குது பிறப்பில் இல்லாத ஒரு மனிதன் இப்போ செய்ய போகிற ஊழியத்திற்கு வேணும் தொடர்பில்லாத ஒரு மனிதன் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசிய வேத நமக்கு அடையாளம் காட்டும் அப்படி இருக்கும்போது ஆமேச ஆமோ ஆமோஸ் தீர்க்கதரிசிய கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஜாதிகள் மேலே ஜனங்களின் மேலே வரப்போகிற தண்டனை தீர்ப்பை சொல்லும்படி கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா ஆடு மாடுகளை வளர்க்கிறவன் மேய்க்கிறவன் அப்படிங்கிறத விட அதைய பிரீடு பண்ணி விற்கிறவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் கண்டுபிடிச்சு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியாக்குகிறார் அதற்கு ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க பிரச்சனைகள் இவங்களுக்கெல்லாம் வரலையா விசுவாச குறைபாடு இவங்களுக்கு வரலையா தடுமாற்றங்கள் இவங்களுக்கு யோனா ஏன் தேவன் சொன்ன இடத்துக்கு போகாம ஏன் அவர் தர்ச்சீசுக்கு போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைவையினுடைய அக்கிரமம் இந்த ஜனங்கள்கிட்ட போய் நான் கத்தர் சொல்கிற மாதிரி பேசினேன்னா என்னை விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் நல்லா கவனித்து பாருங்க அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி அதில் எந்த சந்தேகமே இல்லை ஒரு தீர்க்கதரிசியின் குமாரன் சந்தேகமே இல்லை பைபிள் ரொம்ப தெளிவாக அவர் அட்ரஸ் பண்ணி காட்டுது ஆனாலும் அந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ணுதுன்னா அச்சுறுத்தி பயப்படுத்தி தேவ சித்தத்தை செய்ய முடியாத அளவிற்கு அவரை திசை திருப்புகிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இங்கே இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கூட நிறைய நேரம் இந்த மாதிரி ஏதேதோ பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஆவிக்குரிய விசுவாச பயணத்திலிருந்து நம்மளை வழி விலக பண்ணுகிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க இன்னும் சில பேருக்கு மண்டையில் ஏறலேன்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார் நீங்கள் என்ன ஜபம் பண்ணாலும் என்ன நீங்கள் அர்ப்பணிச்சிருந்தாலும் எவ்வளவு நீங்கள் தேவனுக்காக செய்ய ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாலும் எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளை கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஷேக் ஆக்கி சிலர் அதிலே சீர்குலைஞ்சிருவாங்க சில பேர் மட்டும்தான் நிற்பாங்க இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் காற்றடித்து புயல் வந்து வெள்ளம் பெருவெள்ளமாகி மோதி அடித்தாலும் அந்த கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்ட கட்டிடங்கள் மட்டும்தான் நிற்கிது மற்றதெல்லாம் என்ன ஆகிடுது அந்த கட்டிடம் யாருன்னு ஆண்டு சொல்கிறாருன்னா வசனத்தை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை கத்தர் சொல்கிறார் கண்மலையின் மேலே அஸ்திவாரம்ங்கிறது தேவ வசனத்தை அறிந்து தேவ வசனத்தின்படி செய்து தேவ வசனத்தின்படி தன்னை காத்துக்கிட்டு வருகிற அந்த மக்களை தான் ஆண்டு சொல்கிறாருங்க புத்தியுள்ள மனிதன்னு சொல்கிறார் அலை லூயா அவங்க வீடு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையே எந்த பிரச்சனையும் என்ன காற்று வந்தாலும் என்ன வெள்ளம் வந்தாலும் என்ன புயல் வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது அதற்கு பிறகு அது அப்படியே கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு நிற்கும்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு என்ன நிறைய பேர் விழுந்துடுறாங்கன்னு அர்த்தம் நிறைய பேர் விழுந்துடுறாங்க இந்த காலை வேளையில் இங்கிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிரச்சனை இருக்கவே இருக்காது அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மூத்தவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இளைவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆமாம் இப்படிலாம் இருக்குது கணவன் மனைவினா கணவனுக்கு ஒரு மாதிரி விசுவாச பிரச்சனை இருக்கும் மனைவிக்கு ஒரு மாதிரி ஆவிக்குரிய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது நான் சொல்கிறதே எத்தனை பேர் நீங்கள் சத்தியத்தின் வாயிலாக தெளிவாய் கற்றுக்கொள்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஒன்று உணர்ந்துக்குங்க இந்த விசுவாச பாதையில் நீங்கள் தடுமாறாமல் பயணிக்கிறதுக்கு முடியாது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சவால்களாக என்ன செய்யுதுன்னா காத்துக்கிட்டு இருக்குது சிலருக்கு பலவீனம் சிலருக்கு வியாதி சிலருக்கு இப்போ தரித்திரம் சிலருக்கு தோல்வி சிலருக்கு வெற்றியே சில நேரம் பிரச்சனையாக இருக்கும் அலையிலூயா சிலருக்கு உண்டாகிற புகழ் சிலருக்கு உருவாகிற எதிர்ப்பு சிலருக்கு வருகிற இகழ்ச்சி சிலருக்கு வருகிற புகழ்ச்சி சிலருக்கு வருகிற ஆசீர்வாதம் சிலருக்கு வருகிற கஷ்டம் சிலருக்கு வருகிற விசாலம் சிலருக்கு வருகிற நெருக்கம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரச்சனைகள் இந்த உலகத்தில் என்ன செய்யுதுன்னா இருக்குது இருக்குங்கிறத பைபிள் சொல்லுது யோசபாத்து நல்ல ராஜாவாக அரசாண்டுகிட்டு இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அவருடைய ராட்சியத்திற்கு எதிராக மூன்று கூட்டத்தார் யுத்தம் பண்ண வந்தாங்க இது உங்களுக்கு தெரியும் நான் நிறைய முறை இதிலிருந்து பேசியிருக்கிறேன் வெவ்வேறு விதத்தில் பேசியிருக்கிறேன் இன்றைக்கும் அதிலிருந்து தான் ஆவியானர் பேச சொல்லி ரெண்டு விஷயத்தை காட்ட சொல்கிறாரு அதனால தான் அந்த பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க இந்த ராஜா நல்ல ராஜாவாக அரசாண்டுகிட்டு இருந்த காலகட்டங்களில் இவருடைய ராட்சியத்திற்கு எதிராக ஒரு பிரச்சனை வருது மூன்று கூட்டங்கள் ஒன்றாம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மோவா புத்திரர் அம்மான் அம்மான் புத்திரர் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருந்த மனுஷர் அப்படின்னு போட்டிருக்கு இருபத்தி மூணாம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சேயீர் மலை தேசத்து குடிகள் தான் அந்த மூன்றாவது கூட்டம்ங்கிறத ஆவியானர் காட்டுறார் அம்மோனியர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்து குடிகள் அப்படின்னு சொல்லி மூன்று கூட்டங்கள் இவருடைய ராட்சியத்திற்கு எதிராக வந்ததாக ஒன்றாம் வசனத்தில் எழுதி ரெண்டாம் வசனத்தில் சிலர் வந்து இந்த செய்தியை யோசபாத்துக்கு சொன்னாங்கன்னு போட்டிருக்குது மூணாம் வசனத்தில் யோசபாத் இந்த பிரச்சனையை சந்திக்க என்ன செய்தான்ங்கிறத ஆவியானர் எழுதி வச்சிருக்கிறார் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் இப்போ தன்னை தனக்கு விரோதமா தன்னுடைய ராட்சியத்திற்கு விரோதமா மூன்று கூட்ட மக்கள் வராங்க அப்படின்னு கேட்டபோது யோசபாத்துக்கு பயம் வராமல் இல்லை பயம் வந்துச்சு பயம் வந்துச்சு என்ன செய்ய போகிறோம் இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோம் எப்படி இந்த சூழலை தாண்ட போகிறோம் கடக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் வந்துச்சு அவருக்குள்ள அநேக கேள்விகள் இருந்துச்சு ஆனால் அவர் ஒரு தெளிவான முடிவெடுக்கிறார் பாருங்க கத்தரை தேடுகிறதற்கு ஆமாம் ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து உபவாசத்தை கூறினான் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு இந்த யோசபாத்தெல்லாம் தாவீது மாதிரி நல்ல விசுவாசம் உள்ள பரிசுத்தவான்களாகி முற்பிதாக்களை கண்டு கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை எல்லாம் அறிந்து பார்த்து வளர்ந்து வந்திருக்கிற தலைமுறை அதனால தான் யோசபாத்துக்கு ஒன்று புரியுதுங்க யுத்தம் செய்து இவங்களை ஜெயிக்கிறத விட தேவ சமூகத்தில் இருந்து இவங்களை ஜெயிக்கிறது ஈஸிங்கிறத கண்டுபிடிக்கிறார் தாவீது மாதிரி விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியில் வந்ததெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு ஆவியாளர் ஒன்று சொல்ல சொல்கிறார் உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்கிறாங்க தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு முன்னோடிகளாய் வாழ்கிற அநேக பரிசுத்தவான்களை கத்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் உறவுகளுக்குள்ளே உங்கள் சந்ததிக்குள்ளே உங்கள் சபைக்குள்ளே உங்கள் காலங்களுக்குள்ளே கத்தர் அவங்களெல்லாம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏன் அப்படின்னா அவங்க இந்த பின் தலைமுறைக்கு நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அலையலூயா உங்களுக்கு தாவீதை நல்லா தெரியும் தாவீது சொன்னார் என் கைகளை என் கைகளை யுத்தத்திற்கு என் விரல்களை என் கைகளை போருக்கு என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார் என் கைகளை போருக்கு என் விரல்களை யுத்தம் செய்வதற்கு பழக்குவிக்கிறார் அப்படின்னு தாவிது சொன்னார் தாவிது சொன்னார் என்ன போர் செய்கிறதுக்கு பழக்கிறார் யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பழக்குகிறார் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஆடு மேய்க்கிற குடும்பத்திலிருந்து வந்தவன் அரசன் ஆகிறான் அப்போ ராஜாவாய் யுத்தங்களை ஏற்று நடத்துகிறதற்கு அந்த மனுஷனுக்கு பயிற்சி வேணும் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்து கத்தர் வந்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு குருகுலத்தில் விட்டார்னா அப்படியெல்லாம் செய்யலை கத்தரே என்ன செய்கிறாருன்னா படிப்பிக்கிறார் எப்படி வில்லு பிடிக்கணும் எப்படி அம்பு எய்யணும் எப்படி ஈட்டியை கையாளணும் எப்படி கேடகத்தை யூஸ் பண்ணணும் எப்படி பட்டயத்தை யூஸ் பண்ணணும் எப்படி எதிரிகளை தாக்கணும் அப்படிங்கிற சகலத்தை யார் கற்றுக் கொடுக்குறா ஆனால் அதே தாவிது ஒரு இடத்துல சொல்லுவாருங்க என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லைன்னு சொல்லுவார் எத்தனை இதுக்கு புரிகிறது அவர் தான் படிப்பிக்கிறார்னு சொன்னவர் தான் சொல்கிறாரு என் வில்லு என் வில்லின் மேலே என் நம்பிக்கை இல்லை நான் ஜெயிச்சிருவேன் நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அதன் மேலேயோ பட்டயத்தின் மேலே இல்லைன்னு சொல்லுவார் ஏன் உங்களுக்கு ஒன்று புரியணும் அடி வாங்கியிருக்கிறார் கோலியாத்த வீழ்த்தின இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள் கோலியாத்துடைய தலையை எடுத்துட்டு போனார்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் கோலியாத்து வச்சிருந்த ஈட்டியையும் அந்த பட்டயத்தையும் கூட பாதுகாத்து பத்திரமா ரொம்ப காலம் தாவிது வச்சிருந்தா தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் அவருடைய நம்பிக்கை தடுமாறுது எங்க போயிடுச்சு நமக்கு அது தெரியாது நம்ம கோலியாத்தை ஜெயிச்சதோடு நின்றுட்டோம் அதுக்கப்புறம் என்ன செய்யல தாவிதோடைய பலவீனத்தை புரியலையா கோழியாத்த வீழ்த்தியாச்சு ஒரு கூழாங்கலினால ஓகே அவன் பட்டயத்தை உருகி அவனுடைய தலை என்ன செஞ்சாச்சு வெட்டியாச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லா கேளுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆவிக்குரிய பலவீனமான விஷயம் கோலியாத்துக்கு சொந்தமான அந்த ஆயுதத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா பத்திரமா மறைச்சு ரொம்ப காலம் பாதுகாத்து வச்சுருந்தார் ஏன் தெரியுமா தேவைப்படும் போது அது நமக்கு ஆ கோலியாத்த வீழ்த்தனமா தலையை எடுத்தமா போயிட்டே இருக்கணும் கத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அடுத்து கோலியாத்தே வருவான்னு சொல்ல முடியாது அல்லது அடுத்து கோலியாத்து மாதிரியே ஒரு பிரச்சனை அப்படி சொல்ல முடியாது அடுத்து வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரச்சனைகள் வரும் அது நமக்கு தெரியணும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் நிறைய பரிசுத்தவான்கள் வீழ்ந்த இடம் அவங்க பாதிக்கப்பட்ட இடம் அவங்க தோற்று போன இடமெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா தேவன் மேலே வச்ச நம்பிக்கையை மற்றதின் மேலே மற்றவர்கள் மேலே வச்ச போது தாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு அனுபவம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எந்த சூழ்நிலையிலையுமே ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரேன்னு கேட்காமல் இருக்கிறது தான் எத்தனை இதுக்கு புரியுது உங்களை நிறைய பேர்த்துக்கு புரியல எனக்கு தெரியுது ஆனால் நீங்கள் உளர்றீங்க நான் சொல்கிற அனுபவம் ரொம்ப ஆழமானது நல்லா கவனிங்க தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் எது அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் என்ன நமக்கு நடந்தாலும் ஏன் ஆண்டவரே நான் அவரை கேட்காம இருக்கிறது தாங்க சிறந்த அனுபவம் அதில் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லைன்னா முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா என்ன பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ணுங்க இன்னொரு விதமாக சொல்கிறேன் இன்னொரு மாதிரி அதை மாற்றி சொல்கிறேன் என்ன உங்களுக்கு விரோதமாய் நடந்தாலும் தேவன் மேலேயோ ஆவிக்குரிய காரியங்களிலேயோ சலிப்பு வராமல் இருக்கிறதா ஒரு நல்ல அனுபவம் அலை லூயா நல்லா கேளுங்க தாவிது ஒரு இடத்துல சொல்கிறாரு என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன சேர்த்து கொள்ளுவார் இந்த வசனம் நிறைய வேத ஆராய்ச்சியின்படி எப்படி சொல்லப்படுதுன்னா தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தாவிது தள்ளப்பட்ட போதுதான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நிறைய வேத ஆராய்ச்சியினுடைய பதில் அந்த கைவிடுதலையே பார்க்காம தாவீது அப்படி சொல்லலை அந்த அனுபவம் வராம கர்த்தரனை சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லல அந்த அனுபவத்தின் ஊடே அவர் நடத்தப்பட்டதுனால தான் அவர் சொல்றாரு கர்த்தர் என்னை என்ன செய்வார்னா சேர்த்து கொள்ளுவார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் சில நேரம் ஆண்டவர் அனுமதிக்கிற சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துதான் தீரும் அது வராம போகவே ஏன்னா அது அதுதான் உங்களை யாருங்கிறத தேவனுக்கும் பிசாசுக்கும் உலகத்திற்கு முன்னால் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தி காட்டும் அதுதான் யோபி இப்படி சொன்னார் அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொண்ணாய் மாறுவேனார் அவர் சோதிச்சிட்டார்னா முடிவு ரிசல்ட் எனக்கு வந்துடும் அந்த ரிசல்ட் சொல்லு இது ஒரிஜினல் தங்கம்னு சொல்லும் ஹலோ லூயா ஒரிஜினல் தங்கம்னு சொல்லும்